வணக்கம் bank Nifty future one minute chart இன்னைக்கு டே ஆகஸ்ட் எயிட்டீன் இப்போ டைம் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி கரெக்டாக ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகுது இந்த சார்ட் யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து வாங்குவீங்க தான் நாங்களே ஒரு ஒன் இயர் பேக் வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பட் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே கிடைக்கும் ஸோ டைம் டிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் அந்த பிரேக் அவுட் கிடைக்குதோ கிடைக்கும் போது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவோம் இந்த சார்ட் உங்களுக்கு ஸோ நாங்கள் அதை மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம் அது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்ஸ் இமீடியட்டாக லைவாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அப்படி தான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் பார்த்துக்கிறவங்களுக்கும் தெரியும் தான் ஏன்னா டெய்லி நம்ம வந்து அன்னைக்கு அந்த நேரத்தில் என்ன கால் வந்துச்சு வந்த கால் அந்த நேரத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஆக்சுவலி நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் போன வீக் கூட நமக்கு லாஸஸ் வந்துச்சு தான் இந்த வீக் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒன்று ரெண்டு கால்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸில் போய்கிட்டு இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் ஃபார்ட்டிக்கு இன்றைக்கி ஒரு பைக் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு கரெக்டு தான் பைக்கால்ன்றனால நமக்கு green colour candle so green colour candle அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி குரிய லைன் நிறைய பேர் ட்ரெண்டு தெரிஞ்சால் போதும் நீங்களே உங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுவீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் தேர்ட்டி பாயிண்ட் ட்ரேடர்ஸும் இருப்பீங்க நிறைய பேர் பெரிய ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பீங்க ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும் என்னால் ஓன் ட்ரேட் பண்ணிக்க முடியும் I have my own strategy அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ நீங்கள் இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கால் சப்போர்ட்டும் தேவைப்படுது நிறைய பேர் என்ட்ரி பாயிண்ட் கன்ஃபியூஷனாக இருக்கும் மார்க்கெட் வந்து மேலே போதும் தெரியும் பட் எங்கே என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ஏன்னா மார்க்கெட் மார்க்கெட் சொல்லவே வேணாம் லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்தாக போன ஜூலை மிட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே தான் இருக்குது லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்க ஒரு ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை நோக்கி மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் இப்போ நமக்கு ட்ரேடிங் பைக்கால் வந்திருக்குது thirty nine five twenty four last one மந்த்தில் நமக்கு six hundred range break out பண்ணதே இல்லை பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட்டே thirty nine six twenty two தான் இருக்குது ஸோ எப்படி நமக்கு thirty nine six hundred break out பண்ணி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ அச்சீவ் பண்ணுது ஃபஸ்ட் டாரட் எப்படி ரீச் ஆகுதுன்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேலே போகையில் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மூவ்மெண்ட் பண்ணோம் சடனாக மார்க்கெட் ஏறும் அந்த மாதிரி தான் இருக்கும் இறங்குற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல வாலட்டைல் இருக்கும் டவுன் வரும் அப் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ கொஞ்ச நாளாகவே போன வீக்லாம் ஆக்சுவலி ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் குள்ளார ஃபுல் டே வந்து ட்ரேடிங்லாம் போச்சு அந்தளவுக்கு போன எக்ஸ்பைரி டே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே தான் எப்படி போகுது இந்த வீக்லி எக்ஸ்பைரி டே எப்படி நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட் இப்போ ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது thirty nine thousand five hundred and twenty four point ten இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்துச்சு நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா thirty nine six twenty two so இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி எயிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருந்துச்சு இப்போ நமக்கு மார்க்கெட் பாருங்கள் ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்டம் அதாவது சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் போயிருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்து டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty option chart thirty nine thousand five hundred call option chart வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கால் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ நைன்டி நைன் ரேஞ்சில் பைக்கால் வந்திருக்கு வந்தது இப்போ ஃபோர் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு டேரெக்டாக ஒரு at the money month and கான்ட்ராக்டில் பார்த்துக்கும்போது நமக்கு இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த